உடலுக்கு நோன்பு வைத்து உள்ளத்துக்கு அன்பை தந்து நட்புக்கு நம்பிக்கையை கொடுத்து மகிழ்ச்சியை எதிர்பார்த்து காத்து இருக்கும் இந்த நாள் உங்கள் எல்லா துன்பமும் மறைஞ்சு வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்க என் இனிய ரமலான் தின நல்வாழ்த்துக்கள்